இப்போ நாம க்ரூடாயில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா நவம்பர் செவன்டீன் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங்கில் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலே ஆகுது ஸோ இப்போ மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆனதில் நமக்கு வந்து பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை கேண்டில் வந்து கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிட்டு இன்டிமேட் பண்ணும் பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகும் செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலரில் சேஞ்ச் ஆகும் ஸோ நமக்கு ஆல்ரெடி டவுன் ட்ரெண்ட் போயிட்டு இருந்தனால பை ட்ரெண்ட்காண்டி வெயிட் பண்ணுச்சு ஸோ ஒன்ஸ் பை ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆனோன்னே நமக்கு கேண்டில்னுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ எவ்ரிடே நம்ம மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் தெரிஞ்சாலே போதும் நம்மளால் ஈஸியாக ட்ரேடிங் வந்து பண்ணிக்க முடியும் ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னே இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலாக வந்து நாங்கள் கேண்டில் கலரை வந்து செட் பண்ணிக்கோம் ஒரு ட்ரெண்டில் இருக்குது இப்போ பை ட்ரெண்டில் இருக்குன்னா எல்லா கேண்டில்ஸ்னுடைய கலரும் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர்லேயே ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகும் அதே செல்லிங் ட்ரெண்ட்னா இப்போ ப்ரீவியஸ் பாருங்கள் எல்லா கேண்டிலும் பார்க்குறக்கு ரெட் கலரில் இருக்குல்ல ஸோ இந்த மாதிரி நம்ம கேண்டிலுடைய கலரை மார்க்கெட் ட்ரெண்டுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிக்கும் யார் வேணாலும் சரி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத இப்போ கூட கேண்டில் கலரை பார்த்துட்டு ஓகே ஓகே க்ரீன் கலரில் இருக்குது இது வந்து ஒரு பையிங் ட்ரெண்டில் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அடுத்து இது ஒரு என்ட்ரி எடுத்தால் அதாவது இந்த குரூடாயில் பை பண்ணோம் அப்படின்னா buy at five eight seven five போட்டிருக்கல அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் மேலே ரெண்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ நமக்கு பைக்கால் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட் செவன்ட்டி ஃபைவ்ல வந்திருக்கு ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா five eight eighty nine point sixty nine so almost பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் பாயிண்ட் கிட்டக்க டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு ஸோ ஃபைவ் எயிட் செவன்ட்டி ஃபைவ்ல வந்திருக்க இந்த buy call five eight ninety reach out ஆகுதா அப்படின்றது தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு நமக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணுது இது நம்ம ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஈவினிங்கில் ஃபைவ் பிஎம் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்புறம் இந்த கான்ட்ராக்ட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து actually next month contract current month contract பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரி ஆகுது அதில் பெரிய மூவ்மெண்ட் இல்லை வாலட்டில் இல்லை அதனால் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் பண்ணுறோம் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம் ஜெனரேட் ஆயிருக்கிறது பைக் கால் இந்த ஈவினிங் ஃபைவ் பிஎம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரீசன் கேட்டிங்க அப்படின்னா எந்த எல்லா நேரமும் நம்ம மார்க்கெட் வந்து அனலைஸ் பண்ணலாம் பட் ஆனால் அந்த கமாடிட்டியில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங்கில் தான் கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு குரூட் ஆயிலில் மாதத்தில் ஏதாச்சும் ஒரு ஃபைவ் டேஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மார்னிங் மார்க்கெட் நல்லாயிருக்கும் அதர்வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்னிங் மார்க்கெட் அந்த ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும் ஒரு டுவெல் பிஎம் மார்க்கெட் நல்லாயிருக்கும் அதை விட்டோன்னா டேரெக்டாக ஃபைவ் பிஎம் தான் ஸோ நம்மளுடைய ரீசெண்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் தான் குரூடாயில் நம்ம எவ்ரிடே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது ஈவினிங்கில் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம் என்ன கால் கிடைக்குது அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஈவினிங்கில் ஒரு ஃபைவ் பிஎம்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் டுவெல்லுக்கு வந்து பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஃபைவ் எயிட் செவன்ட்டி ஃபைவ்ல ஃபைவ் எயிட் செவன்ட்டி ஃபைவ்ல வந்திருக்க அந்த buy call five eight eighty nine point sixty நைனை பிரேக் அவுட் பண்ணி ஃபைவ் எயிட் நைன்ட்டி போகுதா அப்படின்றத இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போதைக்கு கால் ஜெனரேட் ஆகி ஒரு டூ மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸோ கேண்டில்ஸ் பார்க்குறதுக்கு க்ரீன் கலரில் இருக்குது நம்ம டேரெக்டாக போய் பார்ப்போம் டார்கெட் ரீச் அவுட் ஆகுதா இல்லை ஸ்டாப்லாஸ் ப்ளஸ்ன்றதை பார்க்கலாம் கால் ஜென்ரேட் ஆகி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டாரட்டை வந்து ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு ஸோ நமக்கு இப்போ ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் டுவெண்ட்டி செவன் ஆகுது நமக்கு ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட் வந்து ரீச் ஆயிருக்கு கால் ஜென்ரேட் ஆனது ஃபைவ் எயிட் செவன்ட்டி ஃபைவ்ல ஃபஸ்ட் டாரட் அச்சீவ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட் நைன்ட்டியை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் இன்னைக்கு ஈவினிங்கில் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் பைக்கால் ஜென்ரேட் ஆகி ஃபஸ்ட் ஆர்ட் ஸ்ட்ராங்காக ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஆகுது நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஆர்ட்டை ரீச் பண்ணுச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஈவினிங்கில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அப்புறம் அகெயின் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது இப்போ சிக்ஸ் தேர்ட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ இப்போ நமக்கு செல்லிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு செல் கால் வந்துச்சுன்றனால கேண்டிலுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ஆகிட்டு இது என்ட்ரி எடுக்கலாம்ன்றதுக்கு sell at five thousand eight hundred and eighty eight so இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் கீழே ரெண்டு ரெட் கலர் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா stop loss line so five thousand eight hundred and eighty எயிட்டில் வந்திருக்க அந்த செல் கால் ஃபஸ்ட் டார்கெட்டான five thousand eight hundred and seventy three reach out பண்ணுதா ஒரு ஃபிஃப்டீன் பாயிண்ட் கிடைக்குதான்றது தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி தான் அந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு நமக்கு பைசல் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுது அந்த கால்ஸுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலரும் சேஞ்ச் ஆகிறனால தான் யார் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் அந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும் மார்க்கெட் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதில் யூஸ் பண்ணுற என்ட்ரிஸ் வச்சு நம்ம ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் ஸோ இப்போதைக்கு வந்திருக்க அந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டின் ஆகுது நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது பார்த்திங்கன்னா அந்த செல்லிங் ரேஞ்சுக்கு மேலே ட்ரேடிங் போச்சு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி ட்ரேடிங் போனது ஆஃப்டர் தேர்ட்டி மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படி ஃபாலோ ஆகும்போது இப்போ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு so sell at five thousand eight hundred and eighty எயிட்டில் வந்தது ஃபைவ் எயிட் செவன்ட்டி த்ரீ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் ரீச் அவுட் ஆகி ஃபிஃப்டீன் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு குரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட்டில் பைசல் கால்ஸ் ஜெனரேட் ஆகி டார்கெட்ஸை ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் அந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் ஸோ பார்க்கும்போதே கேண்டில் கலர் வச்சு மார்க்கெட் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அதை வச்சே நீங்கள் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் இதை பற்றின டீட்டெயில் வேணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ